கால் லேக் அதிகாரம் குத்திருச்சான் தம்பி பந்து வாங்கணும்னு ஆசையா இருந்தானாம் அப்புறமேல் வந்து வெற்றிப்படிகள் நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் என் பெயர் சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல ஒரு தம்பி இருந்தான அந்த தம்பி பந்து வாங்கணும்னு ஆசையா இருந்தானம் அண்ணா இந்த பந்து எத்தண்டு ஆக்கிட்டேன் தம்பி என் கடிகாரம் கீழே வந்துருச்சு தேடி கொடு தம்பி அப்படின்னு சொன்னாங்களா கொஞ்சம் திட்டு குறுகி கீழே உருந்து கிடந்துச்சான் அதை எடுத்துட்டு போய் மேல கொண்டு கொடுத்தாங்க அப்புறமேல் வந்து குதிக்கும் போது கால்ல கடிகாரம் குத்திருச்சான் அப்புறமேல் வந்து அவன் தாத்தா போய் குடித்து ஐந்து ரூபாய் தாத்தா குடித்து அந்த பந்த வாங்கிக்கிட்டு ஜாலியா விளையாண்டாங்க என்ன பண்றோம் பெரியவர்களுக்கு உதவி செய்யணும் நன்றி வணக்கம் லட்சுமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க